இன்றைக்கி நம்ம ஒரு கேக் பண்ண போகிறோம் இது வந்து பிஸ்கெட்டில் கேக் பண்ண போகிறோம் இது மாதிரி பிஸ்கெட் ஒரு பாக்கெட் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம எப்படி கேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து இந்த பேட்டரில் வந்து குக்கரில் பாதி பண்ண போகிறேன் மைக்ரோவேவில் பாதி பண்ண போகிறேன் ரெண்டு கேக்கும் எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ இதுக்கு தேவையான பொருட்களை முதல்ல பார்த்துடலாம் இது ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் ஒரு பேக்கெட் மேரிகோல்ட் இதுக்கு வந்து நான் ஒரு க அரை கப் வெண்ணெய் வச்சுருக்கேன் அது வந்து இது உருக்கிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் வச்சுருக்கேன் ஒரு கால் கப் சர்க்கரை வச்சுருக்கேன் ஏன்னா அதுலேயே ஸ்வீட் இருக்குது ஸ்வீட்னஸ் இருக்குது நமக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க பாதாம் திருவி வச்சுருக்கேன் ஒரு கால் கப் சும்மா டெக்கரேஷனுக்கு கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு கப் பால் வச்சுருக்கேன் இப்போ முதல்ல வந்து நம்ம பிஸ்கெட்லாம் உடச்சி தூள் பண்ணிக்கலாம் இதை வந்து கொஞ்சம் உருக்கிக்கலாம் வெண்ணெயை அதுக்கு நம்ம வந்து இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கண்டெய்னர் வந்து ஒரு பவுலில் வந்து எண்ணெய் க்ரீஸ் பண்ணி எண்ணெய் இல்லை பட்டர் இல்லை நெய் ஏதாவது க்ரீஸ் பண்ணிக்கோங்க க்ரீஸ் பண்ணிவிட்டு மைதா மாவு வந்து அப்படியே வந்து கோட் பண்ணியிருக்கேன் இந்த பாத்திரத்தில் இன்னும் மைக்ரோவேவ் பவுலில் வந்து அதுலேயும் எண்ணெய் தடவி பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன் இப்போ நம்ம முதல்ல வந்து குக்கர் வந்து சூடு பண்ணிக்கலாம் இதில் வந்து ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கலாம் ஒரு லேயர் உப்பு போட்டுக்கோங்க ஒரு கப்பு உப்பு போகிறோம் இதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சுக்கலாம் இப்போ இது வந்து சூடாகட்டும் நம்ம பேட்டர் கலக்கிறதுக்கு வரைக்கும் வந்து அது சூடாகட்டும் இது மூடியில் கேஸ்கட் போடல இது வெயிட்டும் போடல இப்போ நம்ம மூடி போட்டு இதை சூடு பண்ணிக்கலாம் அதே போல் மைக்ரோவேவையும் வந்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ணணும் இப்போ இது கன்வெக்ஷன் மாடல் இது வந்து பேக்கில் வந்து போயிட்டு இது வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணணும் இப்போ இது வந்து டூ ஹண்ட்ரட் காட்டுது நம்ம ஒன் எயிட்டி டிகிரி வச்சுக்கலாம் இப்போ இந்த டைமர் காட்டுது ஒன்றும் போட வேண்டாம் அப்படி நம்ம இது பண்ணினோன்னா இப்போ இந்த ஒன் எயிட்டி டிகிரி வந்து ஹீட் ஆகுது ப்ரீ ஹீட் ஆகுது இது ஆகட்டும் நம்ம அதுக்குள்ளே பேட்டரை தயார் பண்ணிக்கலாம் இப்போ பிஸ்கெட்லாம் உடச்சி போட்டோம் இப்போ தூள் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா தூளாயிடுச்சு இப்போ வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் இல்லை கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம் soda baking soda baking powder add பண்ணிக்கலாம் இப்போ சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் இது நான் கொஞ்சம் பொடி பண்ணிட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நம்ம வந்து வெண்ணெய் ஊற்றிக்கலாம் வெண்ணெய் ஊற்றி அதை வந்து நல்லா கலக்கி விடலாம் இப்போ இதெல்லாம் நல்லா கலக்கி விட்டுட்டோம் இப்போ இந்த பால் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கலாம் இப்போ இதுக்கு வந்து ஒரு கப்பு பால் தேவைப்பட்டுச்சு ஒரு கப்னா ஒரு இரநூறு எம்எல் தேவைப்பட்டுச்சு இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு நான் வந்து கரைச்சுன்ட்டேன் இப்போ வந்து நம்ம ரெண்டு பாத்திரத்துலேயும் ஊற்றி ஒன்று குக்கரில் வைக்கலாம் ஒன்று வந்து மைக்ரோவேவில் வைக்கலாம் இப்போ மைக்ரோவேவ் வந்து ஒன் எயிட்டி டிகிரிக்கு வந்து ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு கண்டெய்னர்லேயும் நம்ம ஊற்றின்ட்டோம் இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஆல்மண்ட் வந்து போட்டுடுறேன் இப்போ குக்கரில் வந்து நம்ம கண்டெய்னர் வச்சிடலாம் இப்போ மைக்ரோவேவ்லேயும் வச்சிடலாம் இப்போ டைமர் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டென் மினிட்ஸ் வைக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்துட்டு வைக்கலாம் குக்கரும் டென் மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் இப்போ டென் மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு இன்னும் வேகலை இன்னொரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சிடலாம் நடுவில் பார்க்கலாம் இப்போ பிஸ்கெட் கேக் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து இருபத்தஞ்சி நிமிஷம் ஆச்சு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் குக்கர்லேயும் பிஸ்கெட் கேக் ரெடி ஆகிடுச்சு குக்கரில் இருக்கிறது பெருசு மைக்ரோவேவில் சின்ன கேக் ரெண்டுத்துக்கும் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு நல்லா வந்திருக்கு மேலே வந்து சாக்கோ ஸ்ப்ரெட் போட்டிருக்கேன் சும்மா டெக்கரேஷனுக்காக நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் தேங்க்யூ